கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் கேப் அப் கேப் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆக்சுவலி டவுன் சைடில் ட்ராக் ஆகிட்டு கீழே வந்துச்சு கீழே வந்ததுக்கப்புறம் லோயர் சைடில் தான் பிரேக் அவுட் கிடச்சிச்சு எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் ஸ்ட்ராட்டஜி வந்து செல்லிங் ட்ரெண்ட் காட்டுச்சு ஸோ நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சு ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு நேற்று மார்க்கெட் டூரில் ஆக்சுவலி நல்ல டவுன் நாங்களும் நேற்று அந்த டவுனில் தான் வந்து five minutes break out down சைடில் கிடச்சோன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்து புக் பண்ணோம் இன்றைக்கி அதே மாதிரியே அஸ் இன்றைக்கி ட்ரெண்டும் வேறு சப்போர்ட்டிவாக செல்லிங் காட்டுச்சு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம் செல்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாங்கள் செல்லிங் போன காரணம் ஆல்மோஸ்ட் ரொம்ப பீக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று நாங்கள் பையிங் போல் அதாவது கால் ஆப்ஷன் போகாமல் புட் ஆப்ஷன் எடுத்தோம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் இறங்கியிருக்கு ட்ரெண்டும் வேறு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பையிங்லேருந்து செல்லிங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் செல்லிங்கில் இருக்கனால என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்தோம் ஓப்பனிங்கே பார்த்தோம் first five minutes candle twenty nine thousand one sixty three தான் லோ ஸோ லோயும் நல்லா இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே செல்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செல்லிங் போனோம் செல்லிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி வந்து குயிக்காக ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட் ப்ராஃபிட்ஸை டக்குன்னு கண்ணில் காட்டுச்சு பட் நாங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணல வெயிட் பண்ணோம் ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் மார்க்கெட் நல்ல ரேலி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவரி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த இன்பிட்வீனில் மார்க்கெட் ரெக்கவரி பயங்கர ஸ்பீடில் ரேலி வந்து மேலே ஏறிச்சு ஸோ மேலே ஏறினது நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தோம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டலினுடைய ஹை கிட்டக்க பார்த்தோம் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுதான்ட்டு பட் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு செகண்ட் தான் அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சு அதை பிரேக் அவுட் கூட பண்ணல ஹை கிட்டக்க வந்த செகண்ட்லேயே வந்து சார்ட் டக்குன்னு பிரேக் அவுட் ஆகிட்டு டவுன் சைடில் வந்து இறங்கிடுச்சு ஸோ சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இன்னும் டவுனில் தான் காட்டுச்சு எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி ஸ்டில் ஒரு டவுன் ட்ரெண்டில் ஸ்ட்ராங்காக வந்து காட்டிகிட்டே இருந்துச்சு உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் பீக் போயிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் வந்துச்சு ரிட்டர்ன் வரையில் நாங்கள் ஃபோர் தௌசண்ட் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணோம் புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே டவுனில் இன்னமும் வந்து இறங்குச்சு டுவெண்ட்டி நைன் தௌசண்டே பிரேக் அவுட் கொடுத்துச்சு பட் ஒன்ஸ் டுவெண்ட்டி நைன் தௌசண்டை டச் பண்ணோன்னா மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு மறுபடியும் ஸோ மறுபடியும் ஒரு ரெண்டு லாட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செல்லிங் போனோம் ஸோ அந்த மாதிரி டைமில் செல்லிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் ரொம்ப ஸ்பீடாக வாலட்டைலாக இருந்துச்சு ஸோ எங்களுக்கு அந்த வாலட்டைல் வந்து சரிபட்டு வர மாதிரி தெரில ஏன்னா மார்க்கெட்னுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப வாலட்டைல்னால் எப்படி சொல்கிறேன்னா இறங்குறது ஏறுறது ரெண்டுமே மாற்றி மாற்றி குயிக் ரேலியில் நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு செட் ஆகாமல் இருந்துச்சு ஸோ டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு டென் ஓ கிளாக் அப்புறம் இந்த என்ட்ரி போனது தான் ஒரு தப்பாக இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் பார்த்தோம் குயிக்காகவே அதையும் வந்து கட் பண்ணிட்டோம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்ஸ்லேயே புக் பண்ணிட்டோம் புக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் டோட்டலாக சிக்ஸ் லாட்ஸ் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி வந்து போயிருந்தோம் ஃபோர் லாட்ஸ் ஃபஸ்ட் எடுக்கையிலே ஃபோர் தௌசண்ட் புக் பண்ணோம்